வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் eight one nine double zero ஓம் சாயி நமோ நமோ ஸ்ரீ சாயி நமோ நமோ ஜெய் ஜெய் சாயி நமோ நமோ சத்குரு சாயி நமோ நமோ பக்தி ட்ரீமேக்கர் அன்பர்களுக்கு உங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் மீனலோச்சனி அன்பான வணக்கம் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம் ஆசிரியரான நாங்களும் அதான் நினைக்கிறோம் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் ஏன்னா நம்முடைய குழந்தைகளினுடைய கல்வி தான் ஒரு சமுதாயத்தை நல்ல முறையில் உருவாக்கும் அதனால இந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம் எதை செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் ஞானானந்தமயம் தேவம் கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவோபாஸ்மகே ஹயக்ரீவர் புத்தியை தரக்கூடியவர் இந்த ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை இந்த ஏலக்காயை பதினொன்று இருபத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து அதை மாலையாக கோர்த்து அவருக்கு சாத்தி வர நம்ம குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நம்ம எங்கள்கிட்ட ஹைகிரீவர் படம் இல்லை கவலைப்பட வேண்டாம் வீட்டில் பெருமாள் படம் இருக்கும் இல்லையா அந்த பெருமாள் படத்துக்கு இந்த ஏலக்காய் மாலையை சாத்தி ஹைகிரீவர் மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றி வழிபட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் சரிம்மா இந்த ஏலக்காய் மாலையை நாங்கள் சாத்திட்டோம் இதை என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஏலக்காயை பத்திரமாக எடுத்து அதை பொடி பண்ணி அதை பாலில் போட்டு பணங்கள் கொண்டு சர்க்கரையோ போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க இதில் ஒரு அறிவியல் ஆன்மீகம் ரெண்டுமே இருக்குது ஆன்மீகம் இந்த ஏலக்காய் மாலை சுவாமிக்கு படைச்சிட்டு அது பிரசாதமாக கொள்ளும் பொழுது அந்த மந்திர சக்தியினால நல்ல புத்தி நல்ல தெளிவு ஏற்படும் இன்னொன்று அறிவியல் அடிப்படையில் ஏலக்காய் சேர்க்கும் பொழுது அது நம்முடைய அறிவை தூண்ட செய்யும் அந்த அறிவை தூண்ட செய்கிறதுனால தான் ஏலக்காய் மாலையை நம்ம சாப்பிட்றோம் இன்னொன்று குழந்தைங்களுக்கு உளுந்து நான் செய்யக்கூடிய பண்டம் இருக்கு இல்லையா இதை தினமும் கொடுக்காதீங்க இந்த உளுந்து புத்தியை மந்தப்படுத்தும் அதனால அவங்க தினம் டிஃபன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தினம் இட்லி தோசையே கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது உடலுக்கு நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உளுந்து புத்தியை நம்ம குறைக்கும் அதனால் உளுந்த கொஞ்சம் தவிர்த்திடுங்க உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அதை கொஞ்சம் குறைவாக பயன்படுத்திக்கோங்க இந்த ஏலக்காய் மாலை இறைவனுக்கு சாத்தி அதை பாலில் போட்டு நம்ம குடிக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு நல்ல புத்தி ஏற்படும் சரி எனக்கு பால் குழந்தைங்களுக்கு பிடிக்கலை ரொம்ப எளிமையான வழி நல்ல தண்ணியில் கொஞ்சம் நாட்சக்கரையோ வெள்ளமோ போட்டு இந்த ஏலக்காயை போட்டு பானகமாக கொண்டு வாங்க அந்த பானகமாக கொடுக்குறப்ப உடம்புக்கு என்ன கிடைக்கிறது விட்டமின் டி கிடைக்கும் அயன் சத்து கிடைக்கிறது அப்போ இந்த இரும்பு சத்தும் நமக்கு நம்மள தெளிவு புத்தி தெளிவும் ஏற்படுத்தக்கூடியது எனவே இந்த பானகம் என்பது சுவாமிக்கும் நல்லது நமக்கும் நல்லது அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்த இந்த பானகத்தை நம்ம பயன்படுத்தலாம் சரி இப்போ செய்யக்கூடாதது நம்ம குழந்தைங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மூத்த எடுக்கிறாங்க எழுதுறாங்க பேப்பரை கிழிச்சு மூளையில் போடுறாங்க இதில் அறிதலையும் அறிவியல் இருக்குது ஒரு பேப்பர் தயாரிக்கணும் ஒரு தாள் தயாரிக்கணும்னா எத்தனை மரங்களை நாம் வெட்ட வேண்டியதாக இருக்குது இந்த தாள் அப்படிங்கிறது சரஸ்வதி தேவியாச்சே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம் அம்மா இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இந்த புத்தகத்தை தானே நம்ம வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அதை எடுத்து வச்சு படிக்கிறோம் அதனால இந்த பேப்பரை நீ கிழிக்கலாமா இது கிழிக்கிறதுனால உனக்கு புத்தியில எப்படி ஏற்படும் நல்ல மேன்மை எப்படி ஏற்படும் அதனால புத்தகத்தை கிழிக்காத நோட்டை கிழிக்காத எழுதி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு ஏடு வாங்கி கொடுங்க நோட்டு வாங்கி கொடுங்க இல்லை நம்ம முன்னோர்கள் அழகா சொல்லி கொடுத்தாங்களே ஸ்லேட்டு அதில் எழுதி சொல்லுங்கள் இப்போ ஸ்லேட்டில் கணக்கெல்லாம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா ஸ்லேட்டில் போட்டு பார்க்க சொல்லுங்க அழிச்சு வச்சு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பயிற்சி கிடைக்கும் தாளும் வீணாகாது பொருளாதாரமும் மிச்சப்படும் சரிங்களா ஒரு வீட்டினுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதாரம் இது ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வீட்லையும் நாம் மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு ரூபாயும் நாட்டினுடைய சேமிப்பாக இருக்கு அதனால இந்த தாளை கிழிக்க வேண்டாம் அப்படி மீறி கிழிக்கும் பொழுது நம்ம ஒரு வழிமுறை செய்யலாமா ஒரு பத்து ரூபாயை குழந்தை கையில் கொடுங்க இதை கிழி அப்படின்னு சொல்லுங்களேன் கிழிக்க மாட்டான் ஏன் அப்படின்னா இந்த பத்து ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கலாம் சாக்லேட் வாங்கலாம் பிஸ்கட் வாங்கலாம் எனக்கு பிடிச்சது வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இது பத்து ரூபாய் வேணும் இல்லையா இதே பத்து ரூபாய் இதே நூறு ரூபாய் இதே ஆயிரம் ரூபாயில் தானே உங்கள் அப்பா உங்க அம்மா நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு இந்த நோட்டு புத்தகமும் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த தாளை நீ கிழிக்கலாமா இந்த தாள் இந்த பேப்பர் இந்த நோட்டு நீ கிழிக்கிற அப்படின்னா உங்க அம்மா அப்பா பணத்தை நீ கிழிக்கிறதா அர்த்தம் அப்போ நீ கிழிக்கிறது வெறும் பேப்பர் மட்டும் அல்ல அம்மா அப்பாவுடைய பணத்தை உழைப்பை அதனால உனக்கு படிப்பு நல்லா வரணும் அப்படின்னா பேப்பரை கிடைக்காத அப்படிங்கிறத நாம் எடுத்து சொல்வோம் நாமும் தாள் கிழிக்காமல் நல்ல முறையில் நாம் முன்தாரமாக இருக்கும் நாம் முன்னாடி உதாரணமாக இருக்கணும் நம்ம குழந்தைங்க முன்னாடி என்ன பண்ணுறோம் பேப்பரை கிழிக்கிறோம் தூக்கி போடுறோம் இதெல்லாம் செய்யும் பொழுது அதை பார்க்கக்கூடிய குழந்தைங்க என்ன செய்கிறாங்க அவங்களும் அதே மாதிரி செய்கிறாங்க அப்போ நாம் மதிப்பு கொடுக்கும் பொழுது தான் நம்முடைய குழந்தைகளும் மதிப்பு கொடுப்பாங்க எனவே பொருளாதாரத்திற்காகவும் அறிவியல் அடிப்படையிலும் தாவரங்களை பாதுகாக்க வேண்டும் நல்ல புத்தி அறிவு ஞானம் வளர்வதற்கு புத்தகங்களை தாள்களை கிழிக்க வேண்டாம் அதனால் நமக்கு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இந்த புத்தகத்தை கிழிக்க வேணாம் அப்படிங்கிறத எடுத்து சொல்வோம் செய்ய வேண்டியது நம்முடைய ஹயக்கிரீவ மந்திரம் சொல்லி விளக்கேற்றி பூஜை செய்வோம் சரஸ்வதியை வணங்குவோம் அனைத்திற்கும் உயர்வான கடவுளை வணங்கி புத்தகம் என்பது ஒரு கருவு மட்டுமல்ல நம்முடைய புத்தியை தீட்டக்கூடியது எனவே புத்தகங்களை மதிப்போம் வாழ்வில் வளம் பெறுவோம் உயர்வோம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஓ